அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம சில்வர் மைக்ரோவில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி டூ இப்போ டைம் வந்து ஒரு நைன் டுவெண்ட்டி மேல் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக இறங்கினால ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் நடக்கும்போது கால்ஸ் வந்து இமீடியட்டாக லைவாகவே வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வரும் ஸோ அந்த லைவ் காலை பார்த்து ஜஸ்ட் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஸோ செல் கால் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில் பை கால்னா green colour candle so previous காலான பை காலையும் நாங்கள் நாங்கள் ஷோ பண்ணுறோம் இப்போதைக்கு இந்த செல் கால் டீட்டெயிலை பார்த்துடலாம் செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து sell at fifty six thousand seventeen அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் கீழே இருக்க red colour lines target line மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி stop loss line first R at fifty five eight seventy seven second R at fifty five seven thirty six so இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டில் முடிய போகிற நேரத்தில் நமக்கு ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஆக்சுவலி இது வந்து நல்லா கேண்டிஸ்டிக்கை நல்லா நுணுக்கமாக அனலைஸ் பண்ணோம் அந்த ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட் ஓரியன்டட்னு சொல்லுவாங்களா ஸோ அது ஓரியன்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது ஸோ அது ரிலேட்டட் கூடிய ஸ்ட்ராட்டஜியில் தான் நாங்கள் வந்து இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரியே நாங்கள் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியஸான பை கால் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ஜெனரேட் ஆகல நேற்று ஜெனரேட் ஆனது தான் ஸோ இன்றைக்கி ஜெனரேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆச்சு இந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேற்றே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு இன்றைக்கி ஓப்பனிங் இதுதான் இருந்துச்சு ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு வந்து வந்திருக்கு fifty five thousand five hundred and sixty nine அப்படின்ட்டு நமக்கு வந்து பைக்கால் கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன்த் மினிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா second target fifty eight thousand வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்குள்ளே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ரவுண்ட் பண்ணியே தான் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு ஸோ நேற்று ஜெனரேட் ஆன அந்த பைக்கால்னுடைய மொமெண்டம் அதுக்குள்ளே தான் கண்டினியூஷனாக ட்ரேடிங்கும் இருந்துச்சு அது இன்னைக்கு ஒரு நைன் டுவெண்ட்டிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுது அந்த பிரேக் அவுட்டில் தான் நமக்கு செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது ஸோ அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ எவ்ரிடே இந்த சார்ட் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் தரும் அந்த கால்ஸை பார்த்து ஜஸ்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும் ஸோ கேண்டில் கலர் மாறும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஓகே ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம இப்போ சில்வரை என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லி நீங்கள் ஈஸியாக என்ட்ரி எடுத்துடலாம் என்ட்ரி பாயிண்ட் கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதில் ஒயிட் கலர் லைன் வந்திருக்கும் அந்த லைன்லேயே போட்டிருக்கும் சில அட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன்டீன்னா அந்த மாதிரியே பாயிண்டே வந்திருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் என்ட்ரியும் வந்து எடுத்துட முடியும் டார்கெட்ஸ் லைனும் ஸ்டாப் லாஸ் லைனும் நாங்கள் டிஃபால்ட்டாகவும் கொடுத்துருப்போம் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடியாஸ் இருக்குது எனக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சால் போதும் நானே ட்ரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் வர ட்ரெண்டையும் என்ட்ரி பாயிண்ட்டையும் வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கிட்டு இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி மூவ் பண்ணுது எந்த அளவுக்கு போகுது ரீச் கொடுக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சாக இருந்தது இப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ லாஸ்ட்டு ஒரு டூ கேண்டிலில் பிரேக் அவுட் அதில் நமக்கு இப்போ first hour range break out ஆயிருக்கு ஸோ நமக்கு அந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் fifty six thousand break out ஆன ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு சில்வர் மைக்ரோல கிடைச்ச செல் கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ